என் பெயர் கார்த்திகேயன் காமேஸ்வரன் நான் விக்டோரியா தேர்தல் ஆணையத்தின் ஜனநாயக தூதுவர் இந்த ஒளியேற்றம் விக்டோரியாவில் தேர்தல் சேர்க்கை பதிவு செய்வது மற்றும் வாக்களிப்பது எப்படி என்பதை சமூகத்திற்கு விளக்கும் ஒரு பதிவாகும் விக்டோரியா தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்றவர்கள் மட்டுமே இந்த தேர்தலில் வாக்களிக்க இயலும் நீங்கள் வாக்களிக்க சேர்க்கை பதிவு செய்திருந்தால் நீங்கள் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் மாநில தேர்தலில் வாக்களிக்க சேர்க்கை பதிவை பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய அனைத்து ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்றவர்கள் செய்யலாம் நீங்கள் ஏற்கனவே சேர்க்கை பதிவு செய்திருந்தாலும் சமீபத்தில் உங்கள் பெயர் அல்லது முகவரியை மாற்றியிருந்தாலோ அல்லது உங்கள் விவரங்களை இதுவரை புதுப்பிக்கப்படவில்லை என்றாலோ தயவு செய்து அதை செய்யவும் நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு முன் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் இதை செய்யலாம் அல்லது ஒரு காகித படிவம் மூலமாகவோ நீங்கள் இதை புதுப்பிக்கலாம் உங்களுக்கு செயற்கை பதவிக்கான படிவங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் இணையதளத்திலிருந்து இருபது மொழிகளில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் கேள்விகள் இருந்தாலோ அல்லது உதவி தேவைப்பட்டாலோ நீங்கள் தயவு செய்து மொழிபெயர்ப்பதைப்பாளர் சேவையை நாடலாம் சேவை எண் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு அல்லது PC dot vic dot G O V dot A U என்னும் இணையதளத்தில் உங்கள் சேவைக்கான தேர்வுகளை செய்யலாம்